அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரா கிளென்சிங் டெக்னிக் தான் பார்க்க போகிறோம் ஆரானா நம்மளுடைய ஒளி உடல் நம்ம ஒளி உடலை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்கான சில டெக்னிக்கல் டெக்னிக்கலாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நம்ம முன்னோர்கள் இதை பற்றி நிறைய விஷயம் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு இதை பற்றி தெரியல ஆனால் அது வந்து காலம் கடந்து இப்போ நம்ம ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக வரோம் இல்லைங்களா அப்போ அந்த பழங்காலத்து அந்த விஷயத்த நம்ம மறந்துடுறோம் இருந்தாலும் இப்போ அவங்க செஞ்ச விஷயம் அவங்க செஞ்ச அந்த மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஆரோ கிளென்சிங் மெத்தடு தான் அது அதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் என்ன பண்ணுவாங்க சுற்றி போடுவாங்க அடுத்தது வேப்பிலை வச்சு மந்திரிப்பாங்க அது வந்து நம்ம உடலை டச் பண்ணியும் பண்ணுவாங்க உடலை விட்டு நம்ம ஆறாவையும் மேலேருந்து கீழே வரைக்கும் இழுத்து விடுவாங்க அந்த காலத்துலேருந்தே இந்த விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு அது ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்லிட்டு வரேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இந்த ஆரா கிளென்சிங் எதனால் நம்ம பண்ணுறோம் இது நான் எதுக்கு பண்ணணும்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ எப்படி நம்மளுக்கு ஃபிசிக்கல் பாடி நம்மளுக்கு நல்லா தெரியுது நம்ம ஃபிசிக்கல் பாடி டெய்லி நம்ம சுத்தப்படுத்திக்கிறோம் நம்ம நீட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம ஒளி உடலும் ஆறனா நம்மளோட ஒளி உடல் அந்த ஒளி உடலையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் எந்த விதமான நோய்களும் நம்ம டிசீஸும் வந்து நம்ம ஃபிசிக்கல் பாடியில் அட்டாக் பண்ணாமல் இருக்கும் அதுக்கு தான் இந்த டெக்னிக் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் நம்ம முன்னோர்கள் சொன்ன டெக்னிக் இப்போ நான் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அது எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் லைனாக நான் சொல்கிறேன் கவனமாக கேளுங்க நம்ம முன்னோர்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க சுற்றி போடுவாங்க குழந்தைங்களாக இருந்தாலும் சரி இந்த மிளகாயை வச்சு உப்பை வச்சு இப்படி anticlockwise clockwise வந்து சுற்றி போடுவாங்க ஆன்டி கிளாக் வைஸ் எதனால் சுற்றுறாங்க அப்படின்னா நம்மளோட ஆறாவை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க கிளாக் வைஸ் எதனால் சுற்றுறாங்க அப்படின்னா எனர்ஜைஸ் பண்ணுறாங்க நம்ம ஆறாவை வந்து எனர்ஜைஸ் பண்ணுற மாதிரி அந்த ஒரு டெக்னிக்கு அதை பண்ணிவிட்டு நெருப்பில் ஃபயரில் போட்டுடுறாங்க அது டிசன்டிகிரேட் ஆகிடுது அப்போ அந்த விஷயம் எதுவும் காலில் படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க நேராக நெருப்பில் போட்டுடுறாங்க அது வந்து டிசன்டிகிரேட் ஆன டெக்னிக் அது இப்போ பழங்காலத்தில் செஞ்சது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எலுமிச்சம்பழம் சுற்றி போடுவாங்க அதுக்கு நிறைய எனர்ஜி இருக்குது அதனால் அந்த எலுமிச்சம்பழத்தில் சில ப்ரோக்ராம் பண்ணி சிகப்பு கலர் குங்குமம் தடவி நம்மளுக்கு சுற்றுவாங்க பெரியவங்களாம் நம்மளுக்கு பாட்டி அம்மா எல்லாம் சுற்றி போட்டிருப்பாங்க இப்போ நம்ம வரக்கூடிய ஜென்ரேஷன் அதெல்லாம் மூட நம்பிக்கை இதெல்லாம் நம்ம ஏன் சுற்றணும் தேவையில்லாத வந்து இவங்க டைம் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இதுவும் வந்து ஒரு விதமான நம்மளோட ஒளி உடலை சுத்தம் பண்ணுறதுக்கான டெக்னிக் தான் இந்த எலுமிச்சம்பழம் டெக்னிக் கூட அப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுவாங்க அதுக்கப்புறம் கிளாக் வைஸ் சுற்றுவாங்க அப்புறம் பொட்டு வச்சுட்டு அதை வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல தூக்கி போட்டுருவாங்க ஆனால் யார் கால் படாமல் இருக்கும் அது வந்து யார் கால்லையும் படக்கூடாது ஆனால் படுற மாதிரி போடுறாங்க ஆனால் அது தப்பு அது அந் அந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கே அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும் ஆனால் யார் கால் படாமையும் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல டஸ்ட்பினில் கூட நீங்கள் போட்டுடலாம் வெளியே வந்து குப்பை தொட்டி இருந்தால் அங்கேயும் நீங்கள் போட்டுடலாம் அது வந்து பெஸ்ட்டு வழிகளில் வந்து போடக்கூடாது ரோட்டில் வழிகளில் நம்ம போடக்கூடாது சரிங்களா அப்புறமேல பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வேப்பந்தலை வேப்பந்தலை வச்சு மந்திரிப்பாங்க இப்போ ஏதாவதுனா பூசாரிகள் இருப்பாங்க இல்லை அந்த ஊரில் வந்து ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டுட்டாங்க இல்லை பிரச்சனைகள் இருந்ததுன்னா வேப்பந்தலை வச்சு ஹீலிங் பண்ணுவாங்க மேலேருந்து கீழே வரைக்கும் எடுப்பாங்க அது வந்து நம்ம ஃபிசிக்கல் பாடியும் வந்து டச் பண்ணி பண்ணுவாங்க நம்ம ஒளி உடல் நம்மளோட ஆறாவையும் வந்து சுத்தப்படுத்துவாங்க அது வந்து அந்த அது வந்து என்னென்னா க்ரீன் ப்ரானா வச்சு க்ரீன் கலரை வச்சு அதை டெக்னிக்கலாக வச்சு அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மயில் ரேகை இப்போ வந்து பொதுவாக வந்து அந்த காலத்தில் மயில் ரேகை கூட வச்சு பண்ணியிருப்பாங்க இப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே நீ விடுவாங்க புண்ணுக்கு மருந்து போடுறது அதெல்லாம் மயில் இறகுக்கு வந்து நிறைய பண்ணுவோம் அது கூட one of the healing technique தான் அது கூட வந்து ஆறாவை கிளென்ஸ் பண்ணும் அதுக்குண்டான டெக்னிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கடலில் வந்து எதுக்கு போய் குளிக்க சொல்கிறாங்க இயற்கையான ஒரு சூழ்நிலை பார்க்குறதுக்கோசரம் நம்ம நினச்சிட்ருக்கோம் இயற்கையான ஒரு விஷயம் பார்த்தா நம்மளுக்கு வந்து புத்துணர்ச்சி கிடைக்கிது அங்கே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம கடலில் போய் தண்ணியில் போய் குளிக்கும் போது அங்கே நம்ம கிளென்ஸ் ஆகிறோம் நம்ம ஹோல் ஆறாவும் சரி நம்ம ஃபிசிக்கல் பாடியும் சரி கிளென்ஸ் ஆகுது எதனால அது உப்பு தண்ணி கடலில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம குளிச்சுட்டு வரும்போது நம்ம கிளென்ஸ் ஆகும் அதனால தான் சொல்லுவாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை போகணும் இயர் இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி திருச்செந்தூர் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு கடலில் போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லுவாங்க அது எதனால் அப்படின்னா நம்ம சாங்கியம் பண்ணுறோமோ இல்லையோ நம்ம போய் குளிச்சுட்டு வந்தாவே ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் அதனால தான் நம்ம வந்து அது வந்து one of the aura technique aura cleansing technique அடுத்தது வீட்டில் நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் டப்பில் வச்சுருப்பீங்க ஷவரில் குளிக்கிறதா இருந்தால் இது நம்ம செய்ய முடியாது ஒரு டப்பில் தண்ணி ஃபுல்லாக பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிக்கோங்க உப்பு தண்ணி அதில் கல்லுப்பு நிறைய எடுத்து அதில் ஒரு ரெண்டு கை அளவுக்கு எடுத்து போட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் குளிங்க அது ஒரு கிளென்சிங் மெத்தடு அடுத்தது வந்து உப்பு தூளுப்பு நீங்கள் வச்சுக்கோங்க அதை எடுத்து நீங்கள் பாடியில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு இப்போ முழங்கால் மூட்டு வலி ஏதாவது இருந்ததுன்னா கூட உங்களுக்கு போயிடும் அது கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அந்த உப்பு தூளுப்பு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ ஒரு வழி வேற கையில் வலி இருக்குது கால்களில் முட்டியில் வலி இருக்குது இல்லை உடலில் வேறு எங்கேயாவது வலி இருந்தால் கூட அதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க அது வந்து டிசன்டிகிரேட் ஆகிடும் அந்த உப்பு உப்புக்கு மட்டும்தான் அதை சிதைக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்குது உப்புக்கு தான் அந்த சிதைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு அந்த உப்பு டெக்னிக் சொல்கிறேன் அது பழங்காலத்தில் முன்னோர்களும் அதை செஞ்சுருக்காங்க இந்த உப்பில் சுற்றி போடுவாங்க தண்ணியில் கரைப்பாங்க இல்லை ஃபயரில் வந்து போட்டுருவாங்க அதெல்லாம் எதனால் அப்படின்னா இது வந்து டிசன்டிகிரேட் பண்ணுறதுக்கான டெக்னிக் தான் இப்போது நம்ம முன்னோர்கள்லாம் செஞ்சுருக்காங்க இப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம எதுக்கு செய்கிறோம் இப்போ இது உதாரணத்துக்கு நம்ம பார்க்குறோன்னா இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒரு ஃபிலிம் வந்தது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் Rajini sir film two point O அந்த படத்தில் நீங்கள் பார்க்காதவங்க கூட தயவு செஞ்சு பாருங்கள் அந்த படத்தை பார்த்துருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இப்போ பார்க்காதவங்க இப்போ பார்த்துறவங்களுக்கு சில பேருக்கு தெரியும் சில பேர் அந்த சீன் என்னன்னே புரியாது இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறேன் அதில் சார் வந்து சொல்லியிருப்பார் ரஜினி சார் சொல்லியிருப்பார் ஆறானா எப்படி இருக்கும் உண்மையாக நம்மளுக்கு ஆறா இருக்கா இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளிப்பிங்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அவர் காட்டுவார் ஆனால் அந்த படத்தை நீங்கள் கவனமாக பார்க்கும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதில் அதுக்கு உண்டான எனர்ஜி தான் அது மெயின் கதையே இருந்து தான் உருவாகும் அந்த நெகட்டிவ் எனர்ஜியை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த ஒளி உடல்னு ஒன்று இருக்குதுன்றத விஷயம் வந்து நீங்கள் அந்த அந்த ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண விஷயம் நம்மளுக்குலாம் ஒளி உடல் ஒன்று இருக்குது ஆறா இருக்குது இன்னராக அவுட்டராக உள் ஒளி உடல் வெளி ஒளி உடல்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண விஷயம் அது உதாரணத்துக்கு தான் சார் வந்து அந்த ஃபிலிமில் வந்து கண்டிப்பாக காட்டியிருப்பாங்க நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் கண்டிப்பாக கவனமாக பாருங்கள் நீங்கள் இதுதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னோர்கள் வந்து கிளென்சிங் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து என்னென்னா அது ஒரு மூட நம்பிக்கை இதை நம்ம பண்ணுறதே வேஸ்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் விஷயம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுவாங்க இதே வந்து ரைக்கியில் இருக்கிறவங்க ப்ராணிக் ஹீலிங்கில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த கிளென்சிங் மெத்தடு நல்லாவே தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்களே சுத்தப்படுத்திக்கிறதுக்கான டெக்னிக் ஆறாவை வந்து சுத்தப்படுத்திக்கான டெக்னிக்கு அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக கடலில் போய் குளிக்கிறது சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து இயற்கையான சூழ்நிலை போய் நீங்கள் ரசிக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான் இருந்தாலும் போய் அந்த தண்ணியில் குளிச்சுட்டு நீங்கள் வரணும் அது கம்பல்சரி பண்ணிக்கோங்க அப்படி போக முடியாதவங்க வீட்டிலேருந்தே செஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி மந்த்ராஸ் கூட நீங்கள் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸில் நிறைய சொல்லியிருப்பேன் மந்த்ராஸ் மூலியமாக நம்ம ஆறாக வந்து கிளென்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதனால் அதில் மந்த்ராஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ஓமுன்ற இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா கூட போதும் நம்ம ஹோல் பாடி ஹோல் சக்ராவே ஆக்டிவேட் ஆகி நம்மளோட ஆறாவோட தன்மை வந்து அதிகரிக்கும் நம்ம ஒரு சில பேருக்கு வந்து குறுக்கு சின்னதாக இருக்கும் எப்படி சொல்கிறதுனா ஆறான்னா நம்ம அதை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தெரியும் அந்த ஆறா வந்து சின்ன சைஸாக இருந்ததுன்னா நம்ம இடி டிசீஸ் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வரதுக்கு ஃபிசிக்கல் பாடி அட்டாக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே அந்த ஆறா வந்து பலமாகி கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது ஆரோக்கியமாக இருப்போம் அதுக்கு தான் வந்து நம்ம ஓம் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் என் வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த ஓம் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் இருந்தாலும் இன்னொரு தடவை நான் சொல்கிறேன் கவனமாக கேளுங்க ஓம்ன்றது ஓம் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு இது செய்யும்போது இன்னும் நல்லா இழுத்து சொல்லலாம் ஓ அந்த இம் சொல்லும்போது தொண்டையிலேருந்து இறங்கி வயிற்றில் இம் சொல்கிற மாதிரி அழுத்தமாக சொல்கிற மாதிரி சொல்லுங்கள் ரொம்ப நல்ல விஷயம் இந்த விஷயங்கள் நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது நம்ம ஒளி உடலையும் சுத்தமாக வச்சுக்கலாம் இப்படி நம்ம ஃபிசிக்கல் பாடியை க்ளீனாக வச்சுக்கிறோம் நம்ம நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் நீட்டாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயம் சொல்லிட்டேன் இதை கலர்ஸை பற்றியும் நான் சொல்ல மறந்துட்டேன் இப்போ வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸிங்க்கும் ஒவ்வொரு கலர்ஸுக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸிங்க்கு உண்டான கலர் நீங்கள் போடும்போது அதுவும் கிளென்ஸ் ஆகும் உதாரணத்துக்கு இப்போ நான் என்ன போட்டிருக்கேன் எல்லோ அண்டு க்ரீன் போட்டிருக்கேன் க்ரீன் கூட எல்லோ கூட அது ஒரு கிளென்சிங் மெத்தடு தான் நம்ம ஆறாவை நம்ம சக்ராஸை வந்து கிளென்ஸ் படுத்தும் இந்த மாதிரி கலர் மூலியமாகவும் நம்ம வந்து நம்ம ஆறாவை வந்து சுத்தப்படுத்திக்கலாம் நம்ம சக்ரஸ் வந்து கிளென்ஸ் ஆகும் அதனால் நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு கூட அது கிளென்ஸ் ஆகிறதுக்கான ஒரு டெக்னிக் தான் அது அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆடி மாதமெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் புடவை கட்டியிருப்பாங்க சிகப்பு கலர் புடவை கட்டியிருப்பாங்க அதெல்லாம் கிளென்ஸ் பண்ணுறதுக்கான டெக்னிக் அது எல்லாமே அதனால தான் வந்து முன்னோர்கள் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க இந்தந்த நாள் இன்னென்ன கிழமையில் இன்னென்ன மாதிரி ட்ரெஸ் யூஸ் பண்ணணும் இந்தந்த மாதங்களில் இந்தந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணணும் அவங்க வந்து அப்போ இருந்தே ஒரு ட்ரெடிஷ்னலாக வந்து சொல்லியிருக்காங்க அதுக்குண்டான விஷயம் தான் இப்போ நம்ம நிறைய அட்வான்ஸ்டாக போயிட்டோம் மோஸ்ட்லி யாரும் இப்போ சாரீ கட்டுறாங்க ட்ரெடிஷ்னலாக இருக்காங்க சில பேர் கட்டாதவங்களுக்கு சுடிதார் போடுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கலருக்கு உண்டான அந்த விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுங்க அதனால் மோஸ்ட்லி க்ரீன் வைலட் எல்லோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா சக்ஸஸாக இருப்பீங்க அன்றைக்கெல்லாம் ஃபுல்லாகவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க புத்துணர்ச்சியாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க அதுக்குண்டான விஷயங்கள் தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் கலருக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியாக கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்